திஸ் இஸ் ஃபார் தன்வினு அண்ட் தனிஷ்கா தம்பி பாப்பா மம்மி கூட நம்ம இங்கே சூப்பராக இன்னொரு தடவை ஸ்னோ பார்க்க வரலாமா ஐ லவ் யூ செல்லங்களா காட் பிளஸ் ஜெய் ஓரநாத் ஓம் நம சிவாய